வணக்கம் welcome to Singapore lifestyle இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் நான் வந்து செய்ய போறேன் இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும் இது கூடவே வந்து பட்டர் சிக்கன் மசாலா வந்து செய்ய போறேன் இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம டின்னருக்கு இல்லை லஞ்சுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நான்க்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் அரை spoon baking soda baking powder வந்து அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சர்க்கரை இதில் அரை கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சால்ட் சேர்த்துறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் குக்கிங் ஆயில் சேர்த்துறேன் இப்போ அரை கப் பால் வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு இருந்தாலும் கொஞ்சம் கையில் அப்படியே ஒட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து மூடி வச்சிடுறேன் மூடி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம பட்டர் சிக்கன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பட்டர் சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு வந்து நான் சிக்கன் பார்த்திங்கன்னா அரை கிலோ எடுத்துருக்கேன் பாருங்கள் அரை கிலோ எடுத்து இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் வந்து பிரிஞ்சு எடுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் இப்போ இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டேன் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கு நீங்கள் வேணும்னா ஒன் ஹவர் கூட நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க இன்னும் வந்து நல்லா ஊறிடும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் கேஸில் இதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் சால்ட் ஒரு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறின உடனே மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஆறின அப்புறம் தான் வந்து அரைக்க போகிறேன் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேனில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டர் சேர்த்துறேன் இதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் பட்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தீஞ்சு போகாமல் இருக்கும் வந்து ரெண்டு சின்ன பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் கிராம்பு ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா பேஸ்ட் பட்டர்லாம் வந்து அப்படியே மேலே வரும் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடலாம் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த நான்க்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மெத்தட் வந்து செஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கிறேன் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இன்னும் வந்து நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும் தான் நம்மளோட பட்டர் சிக்கன் மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நான் போட்டுடலாம் நான் மா பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா அது ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இங்கே எப்படி இருக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கலாம் எண்ணெய் தொட்டுட்டு நல்லா எண்ணெய் ரொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம இதில் ஈஸ்ட் போட்டோம்னா இன்னும் கூட வந்து நல்லா டபுள் ஆகும் உங்களுக்கு எத்தனை நான் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கப் மாவுக்கு வந்து நான் அஞ்சு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக பட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு ஆஃப் அன் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டும் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறேன் கீழே போட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல ஒரு பீஸ் எடுத்து அதை வச்சுக்கலாம் மேலேயும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க இது மாதிரி இப்போ இது மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து பண்ணிக்கோங்க இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மேலே வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கேஸில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் நம்ம செஞ்ச அந்த நான் வச்சிடலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த சைட் நல்லா வெந்திருக்கும் நல்லா பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ அந்த சைடு வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு சைடு வச்சுக்கோங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு டைரெக்டாக வந்து ஃபயரில் நம்ம இப்போ காமிச்சிக்கலாம் டைரெக்டாக இப்படி ஃபயரில் கட்டும்போது அந்த சைடு வந்து நல்லா கொஞ்சம் வந்து குக் ஆகிடும் வந்து ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம பட்டர் வச்சிருக்கோம்ல அந்த சூட்லயே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க பட்டரை இப்போ இந்த சூடோடயே போடும்போது நல்லா அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆயிடும் இன்னொன்னும் போட்டு காமிச்சிடுறேன் இதே மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க திரட்டிட்டு பேன்ல போட்டுக்கோங்க நல்லா அந்த சைடு வெந்துட்டோம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க எப்படி கொஞ்சம் ப்ரௌன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க பாருங்க ஒரு சைடு குக் ஆயிடுச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா பிடிச்சிட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து டைரக்டா ஃபயரில் வந்து இப்படி கொஞ்சம் வச்சுட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க தெரியுதா உங்களுக்கு ப்ரௌன் ஆகுது பாருங்கள் நான் இந்த சைடும் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு மேலேயே பட்டன் அப்ளை பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து கார்லிக் நானும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ரொம்பவே சாஃப்ட் கார்லிக் நான் அப்புறம் வந்து பட்டர் சிக்கன் வந்து சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வெளியே போய் நான் வாங்கவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி